அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் வந்து நான் ஜிடிஎஃப்ஐ லைவ் போட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பெரிய சேலஞ்ச் விட்டார் அது என்ன சேலஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடா ஆத்தா அது என்ன சேலஞ்சுனா வேற ஒன்றுமே இல்லை பரோட்டாவில் மேங்கோ மேங்கோ அண்ட் ஆப்பிள் ஜூஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ப்ரோ பண்ணிட்டா போச்சு அப்புறம் கஷ்டப்பட்டு பரோட்டாலாம் வாங்கி அதை பிச்சு எடுக்கலான்னு பார்க்கும்போது இது அட்மின் பையன் கவரை போட்டான் சரி அந்த கவரை கிளிக்கலாமே சொல்லி பார்த்தா கிளிக்க முடியல சரி இதுக்கு மேலே வேலைக்கு அது பீஸ்ட் மூளை போட்டு பிரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுட்டேன் மொதல் வரட்டாவை எடுத்துக்கலாம் அப்புறம் நாலாம் அடித்து ரெண்டாக பிரிச்சு பிச்சுக்கலாம் எல்லா பரோட்டையும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி பரோட்டாவை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம் மேங்கோ ஜூஸ் எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோன்னா ஊற்றிக்கணும் மிச்ச ஆப்பிள் ஜூஸ் மேங்கோ ஜூஸை வேஸ்ட் பண்ணாமல் அட்மினுக்கு ஊற்றிடலாம் பரோட்டாவை சாதாரணமாக சாப்பிட்டா நல்லா இருக்காது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அருமையான பரோட்டா ரெடி 15 மினிட்ஸ் later ஏங்க செம்மையா ஊறி போயிருக்குங்க அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ குலதெய்வத்தில் வேண்டி சங்கிலி கருப்பு சனிலியன் செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பரோட்டாவை எடுத்து மொத வாய் வச்சா இந்த பிரெட்டில் தேன் ஊற்றி சாப்பிடுவாங்கல்ல அந்த டேஸ்ட் தான் கொடுக்குது நல்லா இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டு அட்மின் பார்க்குறான் டேய் என்னடா இவ்வளோ கேவலமாக சாப்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் ஏய் போடா என் வாழ்க்கை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேன் அந்த மேங்கோ சொல்லி சேஸ் கூட ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது ஆப்பிள் ஜூஸ் பண்ணுது பாரு வேலை அப்புறம் எப்படியோ புலம்பி கிளம்பி அந்த ரசத்தை வேற குடிக்கணும் அது அந்த ஜூஸை வேற குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வ சகோதரர்கள் வேற ஸ்ரீதிவியா மாதிரி குடிச்சு எப்படியோ அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டேங்க நல்லா இருக்கு சொல்ல மாட்டேன் கேவலமாக இருக்குது யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க பரோட்டா லவர்ஸ் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க அப்போ ஹா மட்டமாக இருக்குது தினேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து உங்கள் சேனலை வந்து சே சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த சேலஞ்சை நாங்கள் முடிச்சிட்டோம் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்கள் ஒரு வேளை நாங்கள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணோன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அதே போல் டெய்லி நைட்டானால் நாங்கள் லைவ் போடுவோம் ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி ஃபன்னாக ஃபன்னான உங்களுக்கு வந்துட்டு தேவையான என்னென்ன சேலஞ்செலாம் பண்ணமோ அதை தயவுசெய்து சொல்லுங்கள் நாங்களும் அதே மாதிரி பண்ணுவோம் ஸோ மறக்காமல் இதெல்லாம் பண்ணுங்கள் இது உங்கள் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களோட எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் போட மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ண மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல கிளம்புறது உங்கள் மோகன் பை பாய்